எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்க போகிறோம் சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை புக் பண்ணிக்கலாங்க sari number seven double nine பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ அழகே க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய பார்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஃபோர் இன்ச் பார்டர் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீ தாங்க fifty percent pure silk and fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது வந்து pure silk fifty percent mix பண்ணி இருக்கிறதுனால ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க sari number eight hundred body of sari background colour mango yellow கலர்லேயும் பல்லுவன் பிளவுஸ் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரியுடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சாரீ ஷாப்பில் கிடைக்காதுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் sari number eight zero one body of sari green பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா நான் இங்கே வந்து பாடி ஆஃப் சாரியில் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சொல்கிறேங்க ஏன்னா மல்டி கலர் இருக்கிறதுனால எல்லா கலர் சொன்ன சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சொல்கிறேங்க எல்லா சாரியிலுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக வரும் கான்ட்ராஸ்டாக இருக்கும் சாரியுடைய price three thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க sari number eight zero two பழுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் body of sari background colour பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடில் வருதுங்க சாண்டில் கலர் மாதிரி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க sari number eight zero three பல்லுவன் blouse ink blue colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லோ எல்லோலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரேடியம் க்ரீனோட எல்லோ மிக்ஸ் ஆனால் எப்படி கொஞ்சம் பிரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க PhonePe Google Pay Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோடு இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் sari number eight zero four body of sari grey பல்லுவன் blouse magenta sari number eight zero four அதாவது டிரான்சாக்ஷன் டீட்டெயில் அப்படிங்கிறது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னாவே எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அந்த சாரீ புக் பண்ணுறது போதே நீங்கள் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number eight zero five பழுவன் blouse ink blue body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சிலே கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னு பார்த்துட்டிங்கன்னா சில கண்ட்ரீஸஸில் வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டம்ஸ் வந்து டியூட்டி டேக்ஸ் வந்து வாங்குகிறாங்க அது வந்து சில கண்ட்ரியில் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே பிஸ்னஸ் பார்சல் வந்தது அப்படின்னா கலெக்ட் பண்ணுவாங்க சில கண்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா ஈவன் சிங்கிள் சேரீ பார்சல் வந்தால் கூட டியூட்டி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கங்க ஸோ உங்கள் கண்ட்ரி அண்டு அங்கே இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி டியூட்டி டேக்ஸ் வரும் ஸோ அதை நீங்கள் அங்கே பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறோம் இங்கே ஸோ அங்கே உங்கள் கண்ட்ரிக்கு வரும்போது டியூட்டி டேக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை பே பண்ணி வாங்குற மாதிரி மாதிரி இருக்குங்க sari number eight zero six body of sari background colour mango எல்லோவில் இருக்குங்க பல்லுவன் blouse ink blue sari number eight zero seven body of sari background colour light green கலரில் இருக்குங்க பல்லுவன் blouse magenta colour and uh, சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மேக்ஸிமம் வந்து அந்த பல்லு ப்ளவுஸ் வந்து மெஜந்தா அண்ட் இங்கு ப்ளூவில் இருக்குது வேறு கலர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பண்ணலாங்க இது வந்து மல்டி கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணுறதுனால இப்போ பாடி ஆஃப் சாரியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கலர் வர்றது இல்லைங்க மல்டி கலர் வருது அப்படிங்கும்போது ஸோ எந்த கலர் பல்லு ப்ளவுஸ்க்கு மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து தாங்க போட முடியும் அதாவது பாடி ஆஃப் கலரும் அண்டு பல்லு ப்ளவுஸும் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து கலரே வந்து சூஸ் பண்ண முடியுங்க sari number eight zero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 நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோடைய அவைலபிலிட்டி செக் பண்ணி அது அவைலபிளாக இல்லையா சோல்டா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் sari number eight one zero sari number eight one ஜீரோங்க பல்லூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் இதுவும் கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்ச் மிக்சிங்கில் வரக்கூடிய எல்லோவாக தாங்க இருக்குது ஏன்னா பாடியில் வரக்கூடிய டிசைன் அந்த கலர் அப்படிங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து pure silk fifty percent pure cotton fifty பர்சன்ட்ங்கிறதுனால சேரீ வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் லிட்டில் பிட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பியூர் சில்க் வந்துடுது பியூர் காட்டன் வந்துடுது கைத்தறியிலே நெசவு பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குங்க ஸோ நல்ல குவாலிட்டியான சாரீ அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது sari number eight double one body of sari background colour copper sulphate blue பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பர்பிளில் இருக்குது dark purple because black colour add ஆகிருக்குங்க next sari sari number eight one two பல்லுவன் blouse magenta body of sari background colour green parrot க்ரீனில் இருக்குங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சில்க் காட்டன் சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இதே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் வேணும் அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் sari number eight one three body of sari background colour green கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் இருக்குங்க பிக்அப் க்ரீன் மாதிரி இருக்கும் பல்லுவன் and blouse blue dark ink ப்ளூவில் இருக்கும் sari number eight one three பார்த்துட்ருக்கீங்க next sari sari number eight one four பல்லுவன் blouse blouse purple with black combination body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ இதுவுமே கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேடில் வரக்கூடிய இது தாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது சாரி கோடோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவைலபிலிட்டி செக் பண்ணி இமீடியட்டாக சொல்ல முடியும் அண்ட் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் sari number eight one five பல்லுவன் blouse dark ink blue body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த radium yellow colour yellow and green mixing மாதிரி இருக்குங்க பிரைட்டாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த சில்க் காட்டன் சாரீஸ் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கேட்டதுனாலேயே இப்போ இந்த ஒரே வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி ப்ளஸ் சாரீஸ் வந்து ஷோ பண்ணுறோங்க வேணுங்கிறவங்க தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் sari number eight one six பல்லு and blouse dark ink blue body of sari background colour dark pink கலரில் இருக்குங்க அண்டு இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க இப்போ டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஜரி பார்டரில் சில டார்க் கலர் த்ரெட் வந்து தெரியறதாகட்டும் பிளாக் கலர் த்ரெட் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா பிளாக் கலர் த்ரெட் விசிபிள் ஆகிறது எல்லாமே வந்து காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடிய ஒன்று தாங்க sari number eight one seven பலோன் blouse magenta colour body of sari background color parrot green color இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே silk cotton sari fifty percent pure silk and fifty percent pure cotton மிக்சிங்கில் மேக் பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க இந்த சாரீஸில் நீங்கள் ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது sari number eight one eight eight one எயிட்டில் body of sari background colour lemon எல்லோலையும் பழுவன் ப்ளவுஸ் டார்க் இங்க் ப்ளூலையும் இருக்குங்க அதே மாதிரி நம்ம எப்படி புக்கிங் எடுக்கிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கூட சென்ட் பண்ணி யார் புக் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சாரீ புக் ஆகுங்க அதாவது ஒவ்வொரு டைமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது த்ரீ தேர்ட்டி பிஎம்க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா குரூப்ஸ்லேயுமே நியர்லி செவன்ட்டி சிக்ஸ் குரூப்ஸ் இருக்குங்க எல்லா குரூப்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு பிக்சர் சென்ட் பண்ணுவோம் பிக்சர் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் சென்ட் பண்ணுவோம் அதாவது டிஸ்கிரிப்ஷனுங்கிறது சாரியோடைய ப்ரைஸ் என்ன அந்த சாரி என்ன என்னெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதாவது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கா இல்லையா சில்க் மார்க்கோட வருமா வராதா அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனாக சென்ட் பண்ணுவோங்க இதெல்லாம் சென்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும் அந்த ஹாஃப் அன் ஹவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெசேஜஸ் வந்து ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு வருவோங்க sari number eight one nine body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோவில் வருதுங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் இங்க் ப்ளூவில் வருது sari number eight two zero பல்லு and blouse magenta body of sari navy blue so நம்ம ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸோ ஒரு ஓல்டு மெசேஜுங்கிறது கண்டிப்பாக யார் வந்து முன்னாடி பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய மெசேஜஸ் தான் ஓல்டில் இருக்கும் ரீசெண்டாக பண்ணுறவங்களது எல்லாமே ரீசெண்டாக மேலே மேலே இருக்கும் அதனால தான் நம்ம ஓல்டு மெசேஜஸ்லேருந்து பண்ணுறோங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்கள் ஒரு மெசேஜோட ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களது ஓல்டு மெசேஜஸ்லேயே இருக்கும் அப்போ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்கள் மெசேஜை பார்த்து ரிப்ளை கொடுக்க முடியும் இதுவே கண்டினியூஸ் மெசேஜஸ் எங்கிட்ட இருந்து ரிப்ளை வரலன்னு கண்டினியூஸ் மெசேஜோ வாட்ஸ்அப் காலோ பண்ணிங்கன்னா உங்களது ரீசெண்ட்டுக்கு போயிடும் அப்போ உங்களது லேட்டாக தான் பார்ப்போம் அப்போ நீங்கள் கேட்க முடிய கேட்கக்கூடிய சாரீஸ் வந்து இல்லாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள்கிட்ட இருந்து ரிப்ளை வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்